வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட நிஜ வாழ்க்கையில் வெவ்வேறு வடிவங்களை இணைப்பதன் மூலம் உருவாகும் பல வடிவங்களை நாம் பயன்படுத்திட்டு வரோம் உதாரணமாக பூம்பு மற்றும் உருளையின் கலவையால் ஒரு கூடாரம் உருவாகிறது இதேபோல் நாம் விரும்பி சாப்பிடுகின்ற ஐஸ்கிரீம் கூம்பு என்பது ஒரு கூம்பு மற்றும் அரைக்கோளத்தின் கலவை இந்த இணைந்த கன உருவங்களின் மொத்த புறப்பரப்பு கன அளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் இணைந்த உருவங்களின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு படத்தில் இருக்கிற இணைந்த கன உருவங்கள் என்னென்னு பாருங்கள் கூடாரம் பனிக்கூழ் அதாவது ஐஸ்கிரீம் மருந்து குப்பி தஞ்சாவூர் பொம்மை கொடுக்கப்பட்ட உருவங்களை உற்று நோக்குக இவைகள் இணைந்த உருவங்கள் ஆகும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட திண்மங்களை இணைப்பதன் மூலம் கிடைக்கும் ஒரு திண்மம் இணைந்த உருவம் எனப்படும் இணைந்த உருவங்கள் எனும் கருத்து பொம்மைகள் செய்தல் கட்டுமானம் தச்சு போன்ற துறைகளில் பயன்படுகிறது இந்த இணைந்த உருவங்களோட புறப்பரப்பு என்பது வெளியே கண்ணுக்கு புலப்படும் புறப்பரப்பு ஆகும் எடுத்துக்காட்டாக ஒரு கூம்பு மீது ஒரு அரைக்கோளம் பொருந்தினால் அமையும் திண்மத்தின் புறப்பரப்பு என்பது கூம்பின் வலைப்பரப்பு மற்றும் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு ஆகியவற்றின் கூடுதல் இங்கே நல்லா கவனிங்க மொத்த புறப்பரப்பு ஒரு இணைந்த கன உருவத்தோட புறப்பரப்புன்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த இணைந்த உருவங்களோட வலைபரப்புகளின் கூடுதல் கூம்பு மற்றும் அரைக்கோளம் ஆகிய இரண்டின் அடிப்பரப்புகள் சேர்க்கப்படவில்லை ஏனெனில் கூம்பு மற்றும் அரைக்கோளம் இரண்டும் இணைந்த பின் அவற்றின் அடிப்பரப்புகள் கண்ணுக்கு தெரிவதில்லை நம்ம கண்ணுக்கு தெரிகிற பகுதியோட பரப்பளவை மட்டும் கண்டுபிடிக்கிறதுனால வலைப்பரப்பு மட்டும் கண்டுபிடிச்சா போதும் புறப்பரப்புக்கு மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா நம்ம பயன்படுத்த வேண்டியதில்லை இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆனால் ரெண்டு திண்ம உருவங்களோட கன அளவுகளின் கூடுதல் தான் இணைந்த உருவத்தின் கன அளவு கன அளவு கண்டுபிடிக்கும் போது எந்த இரண்டு உருவங்கள் இணைந்து இருக்குதோ அதோட கன அளவுகளின் கூடுதல் உதாரணத்துக்கு இந்த கூடாரத்தில் உருளை இருக்கு கூம்பு இருக்கு ஸோ கன அளவு கேட்டாங்கன்னா உருளையின் கன அளவு பிளஸ் கூம்பின் கன அளவு ஆனால் மொத்த புறப்பரப்பு கேட்கும்போது இதோட வளைபரப்புகளை தான் நம்ம கூட்டணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி நாலு ஓர் உருளையின் மீது ஓர் அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அதன் விட்டம் பன்னெண்டு சென்டிமீட்டர் எனில் பொம்மையின் மொத்த புறப்பரப்பை காண்க கவனிங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இதுதான் டயக்ராம் ஊர் உருளையின் மீது அரைக்கோளம் இணைந்தவாறு கவனிங்க இது உருளை உருளையின் மீது அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையோட மொத்த உயரம் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது விட்டம் பன்னெண்டு சென்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும் விட்டத்தில் பாதி ஆரம் ஸோ ஆரம் ஆறு சென்டிமீட்டர் இணைந்த கன உருவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு உருவங்கள் இருந்ததுன்னா ஆரங்கள் மாறுவதில்லை உயரம் மட்டும்தான் நம்ம கணக்கிடணும் கேள்வி பொம்மையின் மொத்த புறப்பரப்பு நம்ம இப்பதான் பார்த்தோம் மொத்த புறப்பரப்பு கேட்டாங்கன்னா இணைந்த கன உருவங்களோட வலைப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு வடிவம் உருளை உருளையோட ஆரம் ஆறு சென்டிமீட்டர் நம்மளுக்கு உருளையின் உயரம் கொடுக்கல ஆனால் பொம்மையோட மொத்த உயரம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் உயரம் கண்டுபிடிக்கணும்னா இந்த அரைக்கோளத்தோட ஆரத்தை நம்ம கழிக்கணும் உயரம் சமம் இருபத்தி ஐந்து மைனஸ் ஆறு சமம் பத்தொன்பது சென்டிமீட்டர் ஏன்னா இங்கே ஆரம் அப்படிங்கிறது தான் அரைக்கோளத்தோட உயரம் உருளையோட அளவுகளை எழுதியாச்சு அடுத்தது அரைக்கோளம் அரைக்கோளத்தின் ஆரமும் ஆறு சென்டிமீட்டர் தான் இந்த மாதிரி அதோட அளவுகளை தனித்தனியாக பிரித்து எழுதிட்டோம்னா கணக்கு போடும்போது நமக்கு சுலபமாக இருக்கும் கணக்கு போடும்போது நமக்கு அளவுகளில் தவறு வராது பொம்மையின் மொத்த புறப்பரப்பு சமம் உருளையின் வளைபரப்பு பிளஸ் அரைக்கோளத்தின் வளைபரப்பு இந்த பொம்மையோட அடிப்பக்கம் வட்ட வடிவில் இருக்கிறதுனால உருளையின் அடிப்பரப்பு ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுருப்பீங்க உருளையின் வளைபரப்பு டூ பை ஆர்ஹெச் அரைக்கோளத்தின் வளைபரப்பு டூ பை ஆர் ஸ்கொயர் உருளையின் அடிப்பரப்பு பை ஆர் ஸ்கொயர் வட்டமாக இருக்கிறதுனால வட்டத்தின் பரப்பளவு கவனிங்க இந்த ரெண்டு உறுப்புகளும் மொத்த உறுப்புகள் ஸோ ரெண்டையும் கூட்டிடலாம் two pi R H plus three pi R square இதில் ரெண்டு உறுப்புகள்லையுமே பையார் பொதுவாக இருக்கிறதுனால பொது உறுப்பை வெளியே எடுத்து எழுதிட்டோம்னா pi R into two H plus three R இப்படி எழுதிட்டா கால்குலேஷன் போடுறது ஈஸி இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் ஆரம் ரெண்டு பெருக்கள் இங்கே ஹெச் எழுதும்போது கவனமாக எழுதணும் உருளையின் உயரத்தை தான் நம்ம எழுதணும் ஏன்னா உயரம் இருபத்தி ஐந்துன்னு நீங்கள் வேகமாக இருபத்தஞ்சுன்னு எழுதிடாதீங்க அதுக்காக தான் இந்த மாதிரி இரண்டு உருவங்களையும் பிரித்து அதோட அளவுகளை கீழே எழுதிக்கங்க உயரம் பத்தொன்பது ப்ளஸ் மூணு பெருக்கள் ஆறு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு பெருக்கல் முப்பத்தெட்டு கூட்டல் பதினெட்டு ஏழும் ஐம்பத்தாறும் கேன்சல் ஆகும் எட்டில் ஐம்பத்தி ஆறு தொகுதியில் இருக்கிற எண்களை பெருக்கிடலாம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு பொம்மையின் மொத்த புறப்பரப்பு சமம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஈஸியான ஃபைவ் மார்க் சம் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி அஞ்சு ஒரு கனசவகத்தின் மீது அரை உருளை உள்ளவாறு ஒரு நகைப்பெட்டி உள்ளது கனசெவ்வகத்தின் பரிமாணங்கள் முப்பது சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் எனில் நகைப்பெட்டியின் கன அளவு காண்க கவனிங்க கன செவ்வகம் கன செவ்வகத்தின் மீது அரை உருளை உள்ளவாறு ஒரு நகைப்பெட்டி இதில் கன செவ்வகத்தோட பரிமாணங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க நீளம் முப்பது சென்டிமீட்டர் அகலம் பதினைந்து சென்டிமீட்டர் உயரம் பத்து சென்டிமீட்டர் நம்ம உருளையோட அளவுகளை எழுதணும் கவனிங்க பகுதி உருளையின் விட்டம் ஸோ உருளையின் விட்டம் பதினைந்து சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம் ஆரம் பதினைந்து பை ரெண்டு இந்த பகுதி உருளையோட உயரம் உயரம் முப்பது சென்டிமீட்டர் கேள்வி நகைப்பெட்டியின் கன அளவு கன அளவுங்கும் போது என்ன உருவங்கள் இணைந்திருக்கோ அதோட கன அளவுகளை கூட்டினா போதும் கன செவ்வகத்தின் கன அளவு பிளஸ் அரை இன்ட்டு உருளையின் கனளவு ஏன்னா உருளையில் பாதி தான் இங்கே இருக்குது அதனால் ஒன்றுங்கில் ரெண்டு பெருக்கல் உருளையின் கனளவு கனசவகத்தின் கனளவு ஃபார்முலா நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் ப்ளஸ் ஒன்றுங்கில் ரெண்டு உருளையின் கனளவு பையா ஸ்கொயர் ஹெச் மதிப்புகளை பிரதியிடுங்க ரெண்டையும் முப்பதையும் கேன்சல் பண்ணால் பதினைந்து இந்த ரெண்டும் இருபத்தி ரெண்டும் கேன்சல் ஆனால் பதினொன்று இந்த எண்கள் முழு எண்களாக இருக்கிறதுனால இதை தனியாக நம்ம பெருக்கிக்கலாம் மூணு பதினஞ்சு நாற்பத்தஞ்சு நாலாயிரத்தி ஐநூறு இந்த எண்களில் மேலே தொகுதியை பெருக்கிட்டு அப்புறமா பகுதியில் இருக்கிற எண்களால் வகுக்கலாம் நாலாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு பை ரெண்டு பெருக்கள் ஏழு பதினாலால் வகுத்தா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு எட்டு ஐந்து ஏழு இரண்டு தசம இடத்திருத்தமாக எழுதலாம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொன்று புள்ளி ஏழு ஒன்பது இரண்டாவது இடம் எட்டு மூன்றாவது இடம் ஐந்தாக இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற எண் கூட ஒன்றை கூட்டிக்கணும் ரெண்டையும் கூட்டினா ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது நகைப்பெட்டியின் கன அளவு சமம் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது கன சென்டிமீட்டர் புறப்பரப்பு சதுர அலகுகளில் குறிக்கணும் கன அளவை கன அலகுகளில் குறிக்கணும் ரெண்டுமே முக்கியமான பரிமாற்றம் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ